வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீச்சன் எட்டாம் வகுப்பு படிக்கிறேன் ஆம்பூர் தக்ஷிலா குளோபல் பள்ளி திருப்பத்தூர் மாவட்டம் நான் சொல்ல போகும் கதையின் தலைப்பு சிட்டுக்குருவியும் அதோ அதோட விந்தையான பொழுதுபோக்கும் ஒரு அழகான மரத்தில் ஒரு சிட்டுக்குருவி இருந்தது அதற்கு அதற்கு ஒரு வினோதமான பொழுதுபோக்கு இருந்தது என்னவென்றால் அது மனிதர்களின் உணர்வுகளை சேகரிக்கும் ஒரு நாள் ஒரு பையை மாட்டிக்கொண்டு அது மனிதர்களின் உணர்வுகளை சேகரிக்க கிளம்பியது அங்கே ஒரு இடத்தில் இரண்டு பேர் சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள் அங்கிருந்து கோபத்தை சேகரித்துக் கொண்டது பிறகு ஒருவன் மீது ஒருவன் தீயாய் பொறாமைப்படுகையில் அதிலிருந்து பொறாமையை சேகரித்துக் கொண்டது ஒருவன் மீது ஒருவன் பேராசைப்படுகையில் அதிலிருந்து பேராசையை சேகரித்துக் கொண்டது இப்படியே எல்லா உணர்வுகளையும் அது சேகரித்துக் கொண்டு ஒரு மரத்தின் மேலே சோர்வாக வந்து உட்கார்ந்தது அங்கே வந்த அந்த நண்பன் நாய் என்ன நண்பா இன்றைக்கு வழக்கம் போல் இல்லாமல் இவ்வளவு சோகமாக இருக்கிறாயே ஏன் என்ன ஆயிற்று என்று நாய் கேட்டது அதற்கு குருவி கூறியது நண்பா என் ஆற்றலில் இருந்தது போல் நான் உணர்கிறேன் என்னவென்று எனக்கு தெரியவில்லை என்று குருவி கூறியது அதற்கு நாய் கேட்டது நண்பா அது என்ன உன் பின்னால் ஒரு பை மாட்டிக்கொண்டு இருக்கிறாயே அது என்ன இருக்கிறது என்று நாய் கேட்டது அதற்கு குருவி கூறியது நண்பா அது என் சேகரிப்பு உணர்வுகளை நான் சேகரித்து வைத்திருக்கிறேன் அதற்கு நாய் கூறியது நண்பா முதலில் அதை கீழே கவிழ்த்து விடு என்று நாய் கூறியது அதற்கு குருவி கூறியது நான் நான் கவிழ்க்க மாட்டேன் ஏனென்றால் அது என் சேகரிப்பு நண்பா என்று குருவி கூறியது அதற்கு நாய் கூறியது நண்பா நான் சொல்வதை தான் நீ கேட்டுப்பாரேன் என்று நாய் கேட்டது அதற்கு குருவி கூறியது சரி நண்பா நான் அதை கீழே கவிழ்த்து விடுகிறேன் என்று முதலில் கோபத்தை கீழே போட்டது மிகுந்த ஆற்றலுடன் வானத்தில் சிறகை எடுத்து பறந்தது பிறகு மீதமிருக்கிற எல்லா உணர்வுகளையும் ஒவ்வொன்றாக பொறாமை துக்கம் பேராசை துன்பம் இவை எல்லாவற்றையும் போட்டு நன்றாக ஆற்றலுடன் நூறு மடங்கு ஆற்றலுடன் நன்றாக வானத்தில் சிறகடித்து பறந்தது மறுநாள் வந்த குருவி நண்பா நான் இப்போது நூறு மடங்கு ஆற்றலுடன் நன்றாக பார்க்க முடிகிறது எல்லா உணர்வுகளையும் சேகரித்து வைத்திருந்தேன் அது தப்பு என்று எனக்கு புரிந்தது இப்போதுதான் நான் உணர்ந்தேன் கதையின் கருத்து மனிதர்களும் தங்கள் உணர்வுகளை பூட்டி வைக்காமல் அவ்வப்போது கழட்டிவிட்டால் பொறாமை துன்பம் துக்கம் பேராசை ஆசை இந்த உணர்வுகளை கழட்டிவிட்டால் அவ்வப்போது கழட்டிவிட்டால் அவர்களும் விண்ணை தொடுமலருக்கு பல சாதனைகள் புரியலாம் நன்றி வணக்கம் இப்படிக்கு ஸ்ரீச்சந்திரன்